வணக்கம் ஜேமோல் அப்ளிகேஷனுக்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நான் சுருக்கமாக விளக்கப் போவது ஜேமோல் அப்ளிகேஷன் விண்டோ மற்றும் சில அடிப்படை செயல்பாடுகள் நாம் கற்க போவது மெனு பார் டூல் பார் மற்றும் ஜேமோல் பேனல் எவ்வாறு ஜேமோல் பேனலின் அளவை மாற்றுதல் எளிய கரிம மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்குதல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குழுவை சேர்ப்பதன் மூலம் மூலக்கூறுகளை கட்டமைத்தல் மேலும் நாம் கற்கப்போவது ஒரு நிலையான வெளி வடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்தல் மற்றும் mol மால் ஃபைலாக படத்தை சேமித்தல் இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு உயர்நிலை பள்ளி வேதியியல் மற்றும் அடிப்படை கரிம வேதியியல் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஜெஎம்ஒஎல் பதிப்பு பனிரெண்டு புள்ளி புள்ளி இரண்டு இரண்டு மற்றும் ஜாவா பதிப்பு ஏழு குறிப்பு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் நன்றாக இயங்க உங்கள் கணினியில் ஜாவா ஐ நிறுவியிருக்க வேண்டும் ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் இது ஒரு கட்டற்ற மூலக்கூறு காட்சிப்படுத்தி வேதியியல் அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரியை உருவாக்கவும் பார்க்கவும் பயன்படுகிறது மேலும் புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகளின் இரண்டாம் அமைப்புகளை காண பயன்படுகிறது தரவிறக்கம் மற்றும் நிறுவுதல் குறித்த தகவல் உபுண்டு இயங்குதளத்தில் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் மூலம் ஜெஎம்ஒஎல் நிறுவப்படுகிறது இந்த டுடோரியலை எங்கள் இணையதளத்தில் லினக்ஸ் தொடரில் காணவும் www.spoken tutorialorg Windows Mac OS மற்றும் ஆண்ட்ராய்டு சாதனங்களில் நிறுவ இங்கே செல்லவும் www.jmol.sourceforge.net நிறுவ இந்த இணைய பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றவும் உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி என் கணினியில் ஏற்கனவே ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை நிறுவியுள்ளேன் ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை திறக்க டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க சியர்ச் பாக்ஸ் ல் டைப் செய்க ஜெஎம்ஒஎல் திரையில் ஜெஎம்ஒஎல் ஐகான் தோன்றுகிறது ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவை திறக்க ஜெஎம்ஒஎல் ஐகான் மீது க்ளிக் செய்க ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ மேலே ஒரு மேனு பார் ஐ கொண்டுள்ளது மேனு பார் க்கு கீழே ஒரு டூல்பார் உள்ளது இங்கே காட்சி பகுதி உள்ளது இது ஜெஎம்ஒஎல் பேனல் எனப்படுகிறது மேனு பார் ல் பல்வேறு தேர்வுகள் உள்ளன அவை பைல் எடிட் டிஸ்ப்ளே மற்றும் மேலும் பல இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு துணைத் தேர்வுகளையும் கொண்டுள்ளன மற்ற தேர்வுகளை தவிர டூல்ஸ் மேனு அணுக்களுக்கு இடையேயான தூரத்தை கணக்கிட toolகளை கொண்டுள்ளது பின்வரும் டியூட்டோரியல்களில் இந்த தேர்வுகள் பற்றி கற்போம் ஹெல்ப் மேனு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் பற்றிய பல பயனுள்ள தகவல்களை கொண்டுள்ளது ஆவணத்தை கொண்ட ஒரு யூசர் கைடையும் இது கொண்டுள்ளது டூல்பார் பல மெனு ஐகான்களை கொண்டுள்ளது மெனு ஐகான்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளை விரைவாக இயக்குகிறது உதாரணமாக திறத்தல் சேமித்தல் எக்ஸ்போர்ட் செய்தல் அச்சடித்தல் மேலும் பல இங்கே ஐகான்களின் ஒரு தொகுப்பு உள்ளது அவை சுழற்ற அணுக்களின் ஒரு தொகுப்பை தேர்ந்தெடுக்க தூரத்தை அளவிட மேலும் சிலவற்றிற்கு மாடல்கிட் ஐகான் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் பயன்படுகிறது தேவைக்கேற்ப ஜெஎம்ஒஎல் பேனல் ஐ அளவு மாற்றலாம் கர்சர் ஒரு அம்புக்குறியாக மாறும் வரை விண்டோவின் ஏதேனும் ஒரு மூலைக்கு எடுத்துச் செல்க இப்போது மேல்நோக்கி அல்லது கீழ்நோக்கி குறுக்காக இழுப்பதன் மூலம் விண்டோவை மறுஅளவாக்கலாம் மேனு பார் ல் டிஸ்ப்ளே மேனு மூலமாகவும் பேனல் ன் அளவை மாற்ற முடியும் டிஸ்ப்ளே மேனு மீது கிளிக் செய்து ரீசைஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது இங்கே அகலம் மற்றும் நீள பரிமாணங்களை பிக்சல்களில் தரலாம் 800 பை 600 பிக்சல்கள் அளவில் எனக்கு விண்டோ தேவை எனவே 800 ஸ்பேஸ் 600 என டைப் செய்து ஒக் பட்டன் மீது கிளிக் செய்க இப்போது ஜெஎம்ஒஎல் பேனல் 800 பை 600 pixelகளுக்கு அளவு மாற்றப்பட்டது இப்போது சில எளிய கரிம மூலக்கூறுகளுக்கு மாதிரிகளை உருவாக்க ஆரம்பிக்கலாம் எனர்ஜி மினிமைசேஷன் உடன் மாதிரிகளை கட்டமைக்கவும் மாற்றவும் மாடல் கிட் நம்மை அனுமதிக்கிறது டூல் மாடல் கிட் ஐகான் மீது கிளிக் செய்க பேனலில் மீத்தேனின் மாதிரி தோன்றுகிறது ஜேமோல் பேனலில் மேல் இடது மூலையில் ஒரு மெனு தோன்றுகிறது இந்த மெனுவின் அம்சங்களாவன எளிமையாக அணுக்களை சேர்க்க நீக்க இழுக்க செயல்பாட்டு குழுக்களை சேர்க்க பிணைப்புகளை நீக்க சேர்க்க மற்றும் சுழற்ற ஹைட்ரஜன்களை சேர்க்க ஃபைல்களை மினிமைஸ் செய்ய சேமிக்க மற்றும் பல மெனுவில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பயன்படுத்த கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு பெட்டியில் கிளிக் செய்க மாடல் கிட் ஃபங்ஷன் ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக மெத்தில் குழுவை வைக்க அனுமதிக்கிறது நீங்கள் மாற்ற விரும்பும் ஹைட்ரஜன் அணுவிற்கு அருகில் கர்சரை கொண்டு வரவும் அந்த ஹைட்ரஜன் அணு மீது ஒரு சிவப்பு வளையம் தோன்றுகிறது அந்த அணு மீது க்ளிக் செய்க ஒரு மெத்தில் குழு சேர்க்கப்பட்டுள்ளதை கவனிக்கலாம் மீத்தேன் மூலக்கூறு இப்போது ஈத்தேனாக மாறியுள்ளது முன்பு போல அதே படியை மீண்டும் செய்யவும் புரோபேனின் மாதிரியைப் பெற ஹைட்ரஜன் அணு மீது க்ளிக் செய்க இந்த மூலக்கூறு மீதான எனர்ஜி மினிமைசேஷன் மிக நிலையான வெளிவடிவமைப்பை கொடுக்கும் எனர்ஜி மினிமைசேஷன் ஐ செய்ய மாடல் கிட் மேனு தேர்வுகளில் கீழே வந்து மினிமைஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க இப்போது நாம் புரோபேன் மூலக்கூறின் மிக நிலையான வெளிவடிவமைப்பு மாதிரியை கொண்டுள்ளோம் இந்த அமைப்பை ஒரு mol ஃபைல் ஆக சேமிக்க மாடல் கிட் மேனு ஐ திறக்கவும் மெனுவில் கீழே வந்து சேவ் ஃபைல் தேர்வு மீது கிளிக் செய்க திரையில் சேவ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது உங்கள் ஃபைலை சேமிக்க விரும்பும் போல்டர் மீது கிளிக் செய்க என் ஃபைலை சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப்பை தேர்ந்தெடுக்கிறேன் எனவே டெஸ்க்டாப்பை தேர்ந்தெடுத்து ஓபன் பட்டன் மீது கிளிக் செய்க ஃபைல் நேம் க்கு சென்று உரைப்பெட்டியில் புரோபேன் என டைப் செய்க பைல்ஸ் ஒஃப் டைப் மீது கிளிக் செய்து மோல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் இப்போது டயலாக் பாக்ஸ் இன் கீழ் வலது பக்கத்தில் சேவ் பட்டன் மீது கிளிக் செய்க புரோபேனின் 3ட் மாதிரி டெஸ்க்டாப்பில் mol பைல் ஆக சேமிக்கப்படும் ஜெஎம்ஒஎல் ல் இருந்து வெளியேற பைல் மேனு மீது க்ளிக் செய்து எக்ஸிட் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது Jmol application window Jmol panel ஐ மறுஅளவாக்குதல் மீத்தேன் ஈத்தேன் மற்றும் ப்ரோபேன் போன்ற எளிய கரிம மூலக்கூறுகளின் 3ட் மாதிரிகளை உருவாக்க டூல்பாரில் ல் உள்ள மாடல்கிட் பங்ஷன் ஐ பயன்படுத்துதல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குழுவை சேர்ப்பதன் மூலம் மூலக்கூறுகளை கட்டமைத்தல் நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் ஐ செய்தல் மற்றும் mol பைல் ஆக படத்தை சேமித்தல் பயிற்சியாக ஜெஎம்ஒஎல் மாடல்கிட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி பின்வரும் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்கவும் இரண்டு நான்கு டைமெத்தில் பென்டேன் மற்றும் மூன்று எத்தில் ஐந்து மெத்தில் ஹெப்டேன் ஒரு நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்யவும் mol ஃபைல் ஆக படத்தை சேமிக்கவும் டூல்பார் ல் உள்ள ரோட்டேட் மாலிக்யூல் ஐ பயன்படுத்தி மாதிரியை சுழற்றவும் நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும் இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு டியூட்டோரியல் tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி